இங்கே பார்த்தீங்கன்னா மாமா போகிறாரு அம்மாவோட தம்பி இங்கே பார்த்தீங்கன்னா மாமா பையன் ஃபஸ்ட் பையன் இப்போ இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அடுத்தது வந்து தண்ணியில் போயிட்டு அந்த பக்கம் க்ராஸ் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் ஓ நல்லா ஸ்பீடாக வருது தண்ணி இப்போ பாருங்க ஃபுல்லாக நினச்சிட்டாரு என்ன இருக்க என்ன இருக்கு பூச்சா காட்டு பார்க்கலாம் காட்டு கையில் பிடிச்சி எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடி கீடி அடிச்சு பிடிச்சி பிடிச்சிட்டாங்க அந்த பூச்சை ரொம்ப நேரமாக அந்த பூச்சை தான் தேடி இருந்தார் அவர் வாட்டர் ஸ்லைடு தண்ணியிலே எப்படி அது மிதக்குது இதுதான் நெக்ஸ்ட் ஆராய்ச்சி தவனுக்கு எல்லாம் முழுகும் இது மட்டும் எப்படி விதக்குது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த தண்ணி விட்டு மேலே வந்தாச்சு ஸோ பாய் பாய் சொல்லிடலாம் அந்த தண்ணிக்கு எப்படி அடுத்த வருஷம் வந்தால் பார்க்கலாம் நீட் நீட்டாக வந்த சப்பாத்திகள் இது சப்பாத்தி மரம் இது காய் காய்க்குமா வீட்டிலலாம் வைப்பாங்களா இந்த செடி வீட்டில் வைப்பாங்களா இந்த செடி வீட்டில் வைக்க மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் வைக்கிறாங்களே இப்போ பார்க்கலாம் பழம் இருந்தா ஆமாம் எடுக்கலாமா முள்ளு இருக்குமா ஆ இதில் ரெட்டா இருக்கும்ல இது ஒயிட்டா ட்ராகன் ஃப்ரூட் மாதிரியே ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி அதான் அது அதில் ஒயிட்டாக இருக்கும் ரெட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒயிட் கலர் சாப்பிடலாம் சாப்பிடலாம் நாங்களாம் முன்னாடி சாப்பிடுவோம் சொல்லு தெரியும்ல இப்படி சோத்து கை இப்படி இப்படி ரைட்டா சூப்பர் இந்த திருப்பி நம்ம ஆத்துக்கு போனோம் ஆத்துக்கு போறதுக்கு பிளான் பண்றாரு இப்போ பஸ் வந்து அந்த பஸ் நான்வெஜ் சாப்பாடு மட்டன் குழம்பு மீன் அப்புறம் மீன் குழம்பு மீன் ஃப்ரை ஓகே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இப்போ வந்து தவனுக்கு வந்து ஊட்ட வந்திருக்கேன் தவனும் அவங்க தம்பி அப்புறம் தங்கச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மா இப்போ ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்க டவுனுக்கு அப்படியே சின்ன வயசில் வரும்போது வேறு வீடு இருந்துச்சு அப்போ மாடி வேறு மாதிரி இருந்தது இப்போ இது புதுசாக கட்டினது இது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் வீடுலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு எல்லாம் அப்போ இருந்த மாதிரி எதுவுமே இல்லை வீடு இந்த புளி மரம் தான் வந்து அப்போதுலேயே இருக்குது இங்கே இருக்க அந்த புளிய மரம் தான் பார்த்தீங்கன்னா அப்போதுலேருந்தே இருக்குது இது அது மட்டும் புளியும் சூப்பராக இருக்கும் இதில் இந்த மரத்தில் அது மட்டும் மாறவே இல்லை மற்றதெல்லாம் மாறி அது மட்டும் தான் மாறல அப்படியே இருக்குது மற்ற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிட்டாங்க பின்னாடிலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் வச்சுருப்பாங்க முன்ன இப்போ மாடெல்லாம் வந்து வயல்லையே வந்து இது பண்ணிட்டாங்க இங்கெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது இந்த இடம்லாம் ஷூட் பண்ண தவனுக்கு சாப்பாடு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தோப்பு இருக்குது தென்னந்தோப்பு அங்கே வந்து கொஞ்சம் இடம் இருக்குது அங்கே வந்து போய் பார்த்துடலாம் அடுத்தது ரெண்டு பேரும் ஒரு ஒரு வாழை கூட்டின்னு போயிருக்காங்க சமாளிக்க முடியுமா என்னன்னு தெரியல ம் தென்னை மரம்லாம் இப்போ அந்த வந்து பார்த்தோம்ல அந்த மரம் தான் இதோ நிற்கிறாங்க இதோ நிற்கிறாங்க ரேஸ் அவருக்கு வந்துட்டாங்க சரி எங்க இடம் சொல்லுமா ம் சரிம்மா எங்களுக்கு இடம் தெரியாது நீ இடம் காட்டணும் இப்படியா இப்படியா இது சொல்றேன் இது நான் வழி சொல்றேன் இருங்க இருங்க இப்ப இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெள்ளம்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க இங்கதான் பெரிய அந்த ட டப்பெல்லாம் வச்சு வெள்ளம்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பண்ணின்னு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் பண்ணுறதில்ல அதனால் வந்து எல்லாமே கவுத்து வச்சு அந்த இடமே பார்த்தீங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இப்ப இருக்கு அங்கே தான் பம்ப் ஷெட் இருக்குது அந்த இடத்துக்கு போலாம் இப்போது ஃபுல்லாக பாத்தீங்கன்னா தென்னை மரம் தான் இங்கே இப்போ கிணத்துக்கிட்ட போய் ஒரு அட்டகாசம் நடக்குது கிணறு போய் பார்க்கலாம் தண்ணி பெரு மேலேயே இருக்கு உனக்குதான் தண்ணி இருக்கு இருக்கு தண்ணி இந்த படியிலலாம் இறங்கி கீழே போகும்ல இப்பெல்லாம் ஆச்சு தவன் இதை பார்த்துருக்கியா நீ என்னது பேர் என்ன ட்ரெஸ்ல இது பண்ணி கூட சூப்பர் சூப்பர் ஜிலேபி ஜிலேபி கிடைச்சிச்சு இரு இரு வெளியே இருக்கட்டும் இரு ஜிலேபி தான் அதே சைஸ் தான் அதே

<laughs> நீ பார்த்த வரைக்கும் போதும் நான் பார்க்கட்டுமா புழு எப்படி இருக்குன்னு யாருன்னா பார்த்தாங்கன்னா இது சண்டை நடக்குதுன்னு நினச்சிப்பாங்க அந்த அளவுக்கு புழு போய் பார்க்கலாம் கப்பு வேணும் சாப்பிடலாம்

ஈஸியா ஈஸியா ஜிலேபியாப்பா இதெல்லாம் காட்டு காட்டு தவன் காட்டு குழங்குது அவ்வளோ <laughs> ஒரு செயின் போட்டு தான் கட்டி வைக்கணும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி சித்தப்பா <laughs> காட்டு ஒரு வாட்டி காட்டு ஃபிஷ்ஷிங் முடிஞ்சிச்சு இல்லை தவிர ஃபிஷ்ஷிங் நல்லா இருந்ததா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எல்லா ஃபிஷ்ஷும் பிடிச்சிட்டிங்க நீங்கள் மீன்லாம் பிடிச்சி முடிச்சாச்சு இப்போ நம்ம கிளம்புறோம் பிடி பிடி பிடி பிடி பிடி அவ்வளோதான் கிளம்பியாச்சு பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் ஆ லைனாக வந்துட்டு இருக்காங்க பின்னாடி அவ்வளோதான் பத்தாச்சு இப்போ கிளம்ப வேண்டியதான் தவன் நீங்கள் எங்கே பைக்கில் போகிறீங்க எங்கே போகிறீங்க ஆ சித்தப்பா கூட வரீங்களா அப்படியே சேத்பட்க சித்தப்பா வீட்டுக்கு போகணுமா மறுபடியும் இப்போ அக்கா வீட்டுக்கு உமா அக்கா வீட்டுக்கு பெருமா வீட்டுக்கு அடுத்த வருஷம் வரலாம் சரியா ம் <laughs> சூப்பர் சூப்பர் ஓகே ரைட்ல போகணும் லெஃப்ட்ல போகணும் இங்க பாருங்க பாரு பாய் பாய் சொல்லுங்க என்னாச்சு பாய் பாய் நீ எங்க விட போலாம் ஆ பைக்லையா சரி ஒவ்வொரு குளிக்கிறாங்க பாருலாம் கூட்டம் ஆமாம் எல்லாம் குளிச்சுட்டு துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாத்தா வீட்டுக்கும் வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சேத்பட்டுக்கு தான் வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களை வந்து வேற ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி பாய் இஷா வந்து ஃப்ளேவர்டு ஆமாம் எல்லா ஃப்ளேவரும் இருக்கும் இதில் ஒரு இதில்